சார் அது அந்த பையனை வெளியே உள்ள வர சொல்லுங்க எக்ஸ்கியூஸ் மீ ஹலோ புதுசா நடிக்கிறதுக்கு வெளியே யாரோ ஒரு தம்பி வந்திருக்காராம் நீ யாரு ரயில்வே ஸ்டேஷன்ல பெட்டி தூக்குற பையனா నేను ஓஹோ என்னையா బుల్లట్టు எதுக்கு புல்லட் தூக்கி வாயில வச்சிருக்கிற నేను రోడ్ల పోయింది ஆ மீனு ஒரு டெரரிஸ்ட் குரூப்பு అప్పావి జనంగలే కడతి షూట్ చెయ్యింది అప్ప నేను டாய்வு அடிச்சு நூத்தி ஐம்பது கிலோமீட்டர் ஸ்பீட்ல வந்த புல்லட்டு இந்த கையில நாலு இந்த கையில நாலு வாயில மூணு நான் கவி ஜனங்களை காப்பாத்துறேயா அதுல ஒரு புல்லட்டு செய்யுது இங்கே அதுல வந்த ஓட்டதான் இது என்ன எங்க இருந்து வந்திருக்க யார் நீ ஃபர்ஸ்ட் ஒன்னு என்னன்னு சொல்லுவான் <laughs> தமிழ்நாட்டுல என்ன பார்த்து யாருன்னு கேட்ட ரெண்டாவது ஆளு நீ முதல்ல யாரு கேட்டா முதல்ல வெளியில வரும்போது செக்யூரிட்டி கேட்டான் <laughs> உன் பேர் என்ன சொல்லு கடப்பா காளையா காரு ஹீரோவா நடிச்சிருக்கியா நிறைய படங்கள் எந்த படத்துல நடிச்சிருக்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல ஒரு ஹிட் படம் கண்ணுல நெருப்பு காலுல செருப்பு அப்படின்னு ஒரு படம் ரெண்டாயிரத்தி பதிமூணுல என் ஆளு பேர் மூதேவி அவ சிரிச்சா சீதவின்னு ஒரு படம் அந்த மாதிரி படங்கள் நிறைய நடிச்சிட்டு இப்போ எதுக்கு தமிழுக்கு வந்திருக்கீங்க புதுசா இங்கே வெங்கட் பிரபு தம்பி வந்திருக்கதா கேள்விப்பட்டேன் அவர்கிட்ட சேர்ந்து ஒரு படத்துல நடிக்கணும் அப்படின்றதுக்காக நான் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது ஹலோ மேடம் நல்லா இருக்கீங்களா இவங்க தான் வெங்கட் பிரபு வந்து வாய்ப்பு கேட்கலாம் வந்தேன் ஆனா அவரு அவங்க தம்பிக்கு தான் எல்லா படத்திலயுமே வாய்ப்பு தர்றாங்க <laughs> இப்படிலாம் சொன்னோம்னா இப்போ சார் டென்ஷன் ஆயிடுவாரு சார் சில சீன்ஸ்லாம் சொல்லியிருக்காரு நீ இப்படி எப்படி பண்றேன்னு சொல்லிட்டு தான் நான் பார்த்தது பிறகு தான் உள்ள கூட்டு போறேன் வீட்டுக்குள்ள போற கதவை திறந்தா ஷாக்கு ஷாக்கா கட்டப்பையா இது கொஞ்சம் பம்பர ஷாக்கா இருக்கு கம்பீரமான ஷாக்கா இருக்கு இப்ப பாருங்க கம்பீரம் லூ <laughs> ஓகே ஓகே ஓகே நீங்க பண்ணுங்க பாரு போனோட காதலி காதலி போன் வருது இதுதான் அவன் வருது அது காதலின்னு எப்படி தெரியும் உங்களுக்கு தப்பா இந்த போன் கூட நான் அந்த போன் தான் ரிங் ஆகுது போன் ரிங் ஆகுது சரி போன் ரிங் ஆகுது ஆமா ஏன் போன் எடுக்க மாட்டேற இது ஏன் போன் ரிங் டோன் இல்லையா ஆக்டிங்ல அப்படிலாம் பண்ண முடியுமாயா இல்லையா இது கொடுத்து அது என்ன ரிங் டோன் அடிக்குது அதான் நீ எடுக்கணும் எடுத்து பார்த்த விஜயலட்சுமின்னு போட்டு ஹீரோயின் மேடமோட போட்டோ வருது விஜயலட்சுமி மேம் பார்த்தா என்ன எக்ஸ்பிரஷன் கொடுப்ப மூஞ்ச பாரு நல்லா என்னது எடுத்து பேசுங்க హలో హలో హలో ఎలా ఉన్నావు చెప్పమ్మా నేనే నేని ఐఎమ్ ఫ్రమ్ తేని எப்படி இருக்கீங்கன்னு கேக்குறாங்க ನಾನು గుడ్డులు ఫైన్లు ఫైన్లు హవర్ యూలు నేను చాలా బాగున్నాను అబ్డినాలు నేను ఫైన్లు ఐ మిస్ యూలు ఐ లవ్ యూలు ஏய், I love இதெல்லாம் டயலாக்ல கிடையாது நீயே தனியா சொல்ற ஆள் பக்கத்துல இருக்குன்னு இதை பண்ணலாமா அப்போ உன்னை நான் ஹேண்டில் பண்ண முடியாது சார் தான் ஒரு நிமிஷம் இரு சொல்லிட்டு வரேன் சார் செக்அப் பண்ணேன் ஆனால் அந்த ஆள் எல்லா சினிமையும் அவனே மாத்துறான் எனக்கு தெரிஞ்சு என்னால் ஹேண்டில் பண்ண முடியல நீங்கள் தான் ஆனா ஒன்னாலேயே பண்ண முடியலன்னா நான் எங்கே பண்ண போகிறேன் நான் தான் பண்ணக்கூடிய ஆளாச்சே பண்ணி தந்துட்டு தானே இருக்கேன் நீங்க வந்து உட்காருங்க மேடம் ப்ளீஸ் நீங்கள் ப்ளீஸ்னு சொன்னதுனால நான் உட்காடுறேன் <laughs> இப்போ வந்து இந்த ஃபஸ்ட்டு நான் சொல்ல போகிற ஒரு டைலாக் வந்து அவர் வந்து எல்லா லாங்குவேஜ்லேயும் சொல்லணும் இதான் முதல் டைலாக் நீங்கள் வந்து கொஞ்சம் நல்லா உள்வாங்கி கேட்கணும் இது வந்து கொஞ்சம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் வாங்குவா இல்லை உள்ளே போய் வாங்குவா எப்படி வேணாலும் வாங்கலாம் போகிறதுக்குள்ளே வாங்கிட்டு போவேன்னு நினைக்கிறேன் போகிறதுக்குள்ளே ஷோ முடியறதுக்குள்ள கரெக்டாக வாங்கிடுவேன் தமிழ் படங்களில் மறு வச்சுட்டு மீசையை முறுக்கிட்டு லுங்கி கட்டிட்டு நம்பியாரு ஏய் கபாலி அப்படின்னு கூப்பிட்ட உடனே குனிஞ்சு சொல்லுங்க எஜமான் சொல்ற அந்த மாதிரி கபாலி நினைச்சியாடா கபாலிடா அது அதான் ஃபினிஷிங் டச் சார் தமிழ்ல சொல்றேன் இப்போ நான் தமிழ்ல சொன்னத அப்படியே ஒரு வாட்டி ஃபர்ஸ்ட் ஹிந்தில ஒரு வாட்டி அதே ஃபீலிங் ஹிந்தி சார் த்ரோட் கொஞ்சம் ப்ராப்ளம் டப்பிங்ல பாத்துக்கலாம் அது டப்பிங் டப்பிங்ல பாத்துக்கலாம் சார் இப்போ தெலுங்குல பேசினா த்ரோட் ப்ராப்ளம் இருக்காதா இருக்கா சார் அப்ப <laughs> தமிழ் படங்களிலோ மறு வச்சுட்டு మోడు వచ్చి గిట్టులు మీసే మురికి గిట్టులు லுங்கிய கட்டிக்கிட்டுலு காயில் லுங்கி அதாவது லுங்கி அதாவது லுங்கி லுங்கி எடுத்து ஏத்தி கட்டிக்கிட்டுலு நம்பியாருலு ஏ கபாலிலு அப்படின்னு கூப்பிட்டு அப்படின்னு கூப்பிடுவாருலு அந்த கபாலி நினைச்சியாலு கபாலிலு சார் நம்ம வேற ஏதாவது டைலாக் சொல்லிடலாம் சார் சிங்கம் வேட்டையாடும் போது காடே செழிப்பா இருக்கும் சிங் அது யார் மாதிரி பண்ணணும் யார் மாதிரி இல்ல இல்ல தமிழா ஃபர்ஸ்ட் எந்த லாங்குவேஜ் உங்களுக்கு வசதி சொல்லுங்க ஹிந்தி சொன்னா த்ரோட் ப்ராப்ளம்ன்றீங்க all language I know sir Hindi Hindi சிங்கம் வேட்டையாட போது காடே செழிப்பா இருக்கும் லயன் மாலுமே பியாரே பியாரே ஹோத்தா ஹை தீவானா ஹிந்தி செட் ஆகல சரி மலையாளத்துல பேசுங்க சிங்கம் வேட்டையாடும் போது என்ன ஒரு கொடரும் சிங்கம் வேட்டையாடும் போது காடு மியூசிக் வேண்டியிருக்கு உனக்கு அதே சரி இப்போ வந்து அவங்க கிட்ட வந்து நல்ல ஒரு ஒரு வீரமா ஒரு பஞ்ச் டைலாக் அந்த ஏரியா இந்த ஏரியா அந்த இடம் இந்த இடம் ஆல் ஏரியா ஐயா கில்லிடா சார் அவர்கள் சொல்லிக்கிட்டு இருக்காரு எதுக்கு அங்க பிரியங்கா போய் சுத்திட்டு இருக்க ஐயா அந்த படத்துல விஜய் சார் வந்து ஒரு கிணத்தை சுத்துவாருங்க நான் இவங்கள சுத்துறேன் சார் டென்ஷன் ஆயிடுறாரு பாக்கப்படி ஏதோ நல்ல டைலாக்கா சொல்லி குளிர் கூல் பண்ணுங்க அவரை சார் கண்ணை திறந்து சார் மூஞ்சி பக்கத்துல இருக்காரு ஐயா அவர் ஏதோ ப்ராப்பர்ட்டி வர்றாருங்க சார் படங்கள்லாம் உனக்கு தெரியாம தர்ற மேல் தட்டுலேருந்து கீழ் தட்டு வரைக்கும் சாரோட படங்கள் ரசிக்கிறேன் இவருக்கு லவ் நிறைய வருது நடிகர் பிரியங்கா பார்த்த உடனே ஒரு வேற மாதிரி ஒரு லவ் லுக்ல போற லவ் நல்லா இவர் வெளியில வரும்போதே விஜயலட்சுமி நெஞ்சில பச்சை குத்தி தான் சார் வந்திருக்காரு இது வந்து நல்ல லவ் ரொமான்டிக் சீன் அவங்க பஸ் ஸ்டாண்ட்ல நிக்கிறாங்க நீங்க போயிட்டு அவங்க கிட்ட ப்ரொபோஸ் பண்ண ப்ரொபோஸ் வந்து எப்படின்னா ஒரு கவிதையா கவிதையா ஸோ உங்களுக்காக வந்து நம்ம மிர்ச்சி சிவா ஒரு கவிதை எழுதியிருக்காரு அந்த கவிதையை தான் இப்போ நம்ம அவங்க கிட்ட சொல்ல போறீங்க ஓகே அன்பே அன்பே உங்க அப்பாக்கு நீ பொண்ணு உங்க அப்பாவுக்கு நீ பொண்ணு உன் மேல எனக்கு கண்ணு உன் மேல எனக்கு கண்ணு உன்னை நினைச்சு என் மனசுக்குள்ள ஓடுது சாங்கா உன்னை நினைச்சு என் மனசுக்குள்ள ஓடுது சாங்கா கல்யாணம் கல்யாணம் அடுத்த நாளே உன்னை திங்க வைப்பேண்டி மாங்கா கல்யாணம் ஆன அடுத்த நாளே உன்னை திங்க வைப்பேண்டி மாங்கா ஏன் மாசமான பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வருவியா அடுத்த நாளே ஓகே ரெடி ஸ்டார்ட் கேமரா ஒரே ஒரு ஒரு நிமிஷம் உங்க கையை பிடிச்சுக்கோ கூச்சமா இருக்கு கையை பிடிக்கலாம் நான் கூச்சமா இருக்கு சரி சார் பாத்திரல டென்ஷன் ஆகிட்டு கையை பிடிச்சிக்கிட்டே பேசலாமா சரி இந்த அளவுக்கு தான் சார் பிடிக்கணும் அந்த அளவுக்கு தான் பிடிக்கணும் இது வரைக்கும் ஒரு மார்க் பண்ணுங்கப்பா அன்பு உங்க அப்பாவுக்கு நீ பொண்ணு எங்க அப்பாவுக்கு நான் பையன் இங்க பருவிஜி எங்க வீட்டுக்கு தெரியாம பேக்கெல்லாம் எடுத்துட்டு நான் வந்துடுறேன் நீயும் வந்துரு நம்ம ரெண்டு பேரும் ஓடி போயிடலாம் நான் உங்ககிட்ட ஒன்று சொல்ல மறந்துட்டேன் ஏன் எனக்கு ஒரு மாமா இருக்காரு மாமா என்ன பேசிட்டு இருக்க எல்லாம் என்கிட்ட ஓடி ஒரு நிமிஷம் சார் ரொம்ப கொஞ்சம் இருக்கீங்க யார் சார் விஜயோட மாமா மாமா மாமா தெரியுது என்ன பண்ணணும் ரெண்டு பேரும் ரெண்டு கையும் சேர்த்து வச்சு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அதை விட்டுட்டு உடனே வந்து மாமான்னாங்க மஞ்ச பையன் இல்லாம மாமானா நாங்க எப்படி ஒத்துக்கிற முடியும் இப்ப ரெண்டு பேரும் ஓடி போறீங்களா ஓடி போறோம் நாங்க நடந்து கூட போய் பஸ் ஏறி போறோம் அதை பத்தி ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏய் இப்போ அண்ணன் போ உள்ள போ இது ரெண்டு மேட்டர் உனக்கு தெரியாது சென்னை டுவெண்ட்டி எயிட் இன்னொரு மாமா இருக்காரா அண்ணன் அண்ணன் அண்ணனா ஐயா ஐயா தங்கச்சியை அப்புறம் என்ன அடிக்கணும் ஏண்டி அவங்க கூட ஓடி அப்படின்னு சொல்லி என்ன அடிக்க கூடாது லவ் பண்ண பாரு உன்னை நான் லவ் பண்ண பாரு அப்பவே சொன்னேன் நீ என்ன விட்டு போகாதன்னு சொன்னேன்ல என்ன சொன்னல அண்ணே பைத்தியம் பைத்தியம் பைத்தியம் பைத்தியம் எங்கே செல்லும் இந்த பாதை யாரும் அந்த பாட்டு இல்லையா அப்ப ரைட்ஸ் இல்லையா <laughs>